ஹாய் குட்டீஸ் ஒரு அழகான அமைதி சின்னமான ஒரு புறாவோட த்ரீ டி கட் அவுட் தான் நாம இன்னைக்கு செய்ய போறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஏ ஃபோர் பேப்பர் கத்தரிக்கோல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை பரிசா கொடுக்கலாம் கொஞ்சம் தடிமனான பேப்பர்ல இதை பிரிண்ட் எடுத்துக்குவோம் இது நம்ம நெட்லையும் கிடைக்குது கீழே இருக்கிற லிங்க்லையும் கிடைக்குது தடித்த கோட்டு மேலேயே கவனமா வெட்டுங்க வரிக்கோடுகளை ஒழுங்கா மடிச்சு விடுங்க இந்த பறவை தான் அமைதியின் அடையாளம் எல்லா இடத்திலையும் வன்முறை பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்துல இது ரொம்ப ரொம்ப அவசியம் கண்ணுக்கு கண்ணுன்னா உலகமே இன்னைக்கு குருடாயிடும் மூஞ்ச இறுக்கமா வச்சுக்கிட்டு கை குழுக்குனா நல்லாவா இருக்கும் அதனால நாம தான் நமக்குள்ளையும் மற்ற எல்லா இடத்துலையும் அமைதியை உருவாக்க முயற்சி பண்ணணும் தடித்த கோட்டுல அழகா வெட்டுங்க கிட்டத்தட்ட அமைதி புறா ரெடி ஆயிடுச்சு இந்த கடைசி கோடு வரி கோடுங்கிறதால ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கோங்க அடிப்பகுதியை ரெடி பண்ணி அழகுபடுத்தி வீட்டில் ஆஃபீஸில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ பரிசாக கொடுக்கலாம் உங்ககிட்டயும் மற்ற எல்லா இடங்கள்லையும் அமைதி பெருகட்டும் அடிப்படை தத்துவம் உறுதி சமநிலை இங்கு உருவாக்கப்படும் புறா போன்ற அமைப்பானது உறுதி சமநிலையில் இருக்க முயல்கிறது உறுதி சமநிலை என்பது ஒரு பொருளின் நிலையை லேசாக நகர்த்த முயற்சித்தாலும் மறுபடியும் பழைய நிலையை அடைவதாகும் ஒரு பொருள் உறுதி சமநிலையை மேற்கொள்ள கீழ்கண்ட நிபந்தனைகளை பெற்றிருக்க வேண்டும் அடிப்பரப்பு அகன்றதாக இருக்க வேண்டும் ஈர்ப்பு மையமானது பொருளின் தாழ்வான புள்ளியில் அமைய வேண்டும் ஈர்ப்பு மையத்திலிருந்து வரையப்படும் நேர்கோடானது அடிப்பரப்பின் வழியாக செல்ல வேண்டும்